வணக்கம் bank nifty one minute chart April twentieth time வந்து ஒரு டுவெல் டுவெண்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் வந்து இப்போ thirty six thousand four sixty range அதுக்கு மேலே வரும்போது நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்குன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு so previous candle red colour so அது ரீசன் கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்டுன்றனால எவ்ரிடே மார்னிங் வீடியோஸ் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ்டாக போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் வந்து ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணுவீங்க நமக்கு இன்றைக்கி ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்புறம் பை கால் வந்திருக்கு பை கால்ன்றனால நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து க்ரீன் கலரில் வந்துட்டு buy at thirty six four sixty five வந்திருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன் கீழே இருக்க red colour line loss control பண்ணுறக்காண்டி stop loss line first target வந்து நமக்கு ஒரு நைன்டி ஒன் பாயிண்ட் டிஃபரன்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட் ஆர்ட்டில் வெளியே வர்றது ரொம்பவே நல்லது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் டாரட் ஸோ இந்த சார்ட் பற்றின டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க இப்போதைக்கு வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிடைச்ச buy call call up and down movement வந்து மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு thirty six thousand five hundred range break out பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்குது ஏன்னா அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ ட்ரேடிங்கில் போய்கிட்டே இருந்தது இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு மேலே வந்து ரைஸ் ஆயிருக்கு இப்போதைக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது மார்க்கெட் இன்னமும் வந்து ஒரு புலிஷ் இருக்குது ஸோ நமக்கு அந்த பையிங் மொமெண்டம் இருந்ததுனால ஃபஸ்ட் டாரட் ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு நம்மளுடைய டெய்லி வீடியோஸில் வந்து இந்த மணி ஆப்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதை தான் ரொம்ப மெயினாக வந்து ஃபோக்கஸ்டாக போட்டிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு out of the money option option வந்து ஷோ பண்ணுறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் என்ன மாதிரி கால்ஸ் வந்தால் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடர்ஸும் இருப்பீங்க ஸோ ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும் அப்புறம் என்ட்ரி ட்ரெண்ட் என்னன்னு இருக்குது அப்படின்றத தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா கேண்டலினுடைய கலர் ரெண்டே ட்ரெண்ட் தான் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ரெட் கலர்னு கேண்டில் கலர் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் நமக்கு இப்போ வந்து பைக்கால்ன்றனால thirty six thousand five hundred call option இந்த வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷனை தான் பார்க்குறோம் இது வந்து ஒன் நைன்ட்டியில் பை கால் வந்திருக்கு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி மேலே ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ